வணக்கம் நண்பர்களே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷர் பரபிரம்ம தஸ்மை ஓம் குருவே நமக இன்று நாம் பார்க்க போவது வந்து கடகராசிக்கான நவம்பர் மாத பயிற்சி பலன்கள் சரிங்களா நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்க மாதிரி கடகராசி என்பது தனித்துவமானது அதாவது ஒவ்வொரு ஜாதகமுமே ஒவ்வொரு லக்கணத்திலையுமே ராசியிலையுமே நிறைய பேர் பிறண்டிருப்பார்கள் உங்கள் சுய ஜாதகமே இறுதியான பலன்களை தீர்மானிக்கும் என்று சொல்லி இன்ற என்ற நவம்பர் மர பொது பலன்களை நான் சொல்ல முற்படுகிறேன் சரிங்களா கடக ராசிக்காரங்க யாருங்க அன்பானவங்க பாசமானவங்க அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை இவங்க முன்னாடி வந்து நின்று நின்று அவங்களுக்காக வந்து கஷ்டப்பட்டு கடைசி வரைக்கும் போராடுவாங்க அடுத்தவங்க வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா எதிரியாரெல்லாம் பார்க்க மாட்டாங்க உதவி செய்யணும் உதவி செய்யணும் எப்படியாரு முன்னாடி வந்து உதவி செஞ்சுருவாங்க படம் கொடுக்கணும் எல்லாமே எல்லாம் அப்படி தாண்ட தனுசு ராசிக்காரங்களுக்கு அடுத்த நிலைன்னு உங்கள் சொல்லலாம் சரிங்களா உதவி செய்வரில் கருணை காட்டுவரில் இறக்கப்படுறதில்ல அன்பில் பாசத்தில் எல்லாத்துலேயுமே சரிங்களா எமோஷனல் டைப் ரொம்ப சரிங்களா அடுத்தவங்ககிட்ட அதிகமாக வந்து அட்டாச்மெண்ட்டு எமோஷனை எதிர்பார்ப்பாங்க அப்படி இருப்பவர்களுக்கு இந்த தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குது இந்த கோச்சாரத்தில் தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் அதாவது உங்களுக்கு இப்போ ராகு தசை ராகு புத்தி அருமையான காலகட்டம் ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுலையும் இல்லை நண்பர்களை கூட கூட்டு வச்சு செயல்படுறதுலையும் ஒரு தொழில் தொடங்குறதுலையும் ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும் ஆனால் சித்தப்பா வழி உறவு முறையோடு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அடுத்தது சுக்கர தசை சுக்கர புத்தி சரிங்களா அடுத்து புரன் தசை புரன் புத்தி இந்த இரண்டு தசா புத்தி நடக்கும்போது இந்த காலகட்டம் உங்களுக்கு வீடு வாங்குவதற்கு இல்லை ஒரு குழந்தைகளுக்கு படிக்க ஆரம்பிக்கணும் இல்லை படிப்புக்கு செலவு பண்ணலாமா வேணாமா ஏதாவது ஒரு தனி கோர்ஸுக்கு செலவு பண்ணலாமா வேணாமான்னு இருப்பீங்க தாராளமாக பண்ணலாம் உங்களுக்கே சாதகமாக அமையும் அதாவது அதை மட்டும் தோல்வி ஐயோ அது போயிடுமோ நல்லா படிக்காமல் விட்ருவாங்களோ அப்படிலாம் என்னமே வேணும் அருமையாக இருக்கும் அந்த காலகட்டங்கள் சரிங்களா புதுசாக ஒரு வேலையில் அதுக்காக ட்ரை பண்ணுறீங்களோ சுக்கரடச சு புரண்டச புதன் புத்தி சுக்கரடச சுக்கர புத்தி எனக்கு இந்த வேலை அமையுமா தாராளமாக அமையுங்க இந்த மாதம் முக்கியமாக இந்த நவம்பர் மாதம் முழுவதும் தாராளமாக அமையும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது பதினஞ்சுக்கு மேலே ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சாதகமாக இருக்குது ஏன்னா குருவும் சனியும் ஒரு சேர உங்கள் லக்கணத்தை பார்க்காத அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டிப்பாக செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க நவம்பர் இருபதாம் தேதிக்கு அப்புறம் அடுத்து ரெண்டு சூரிய டச சூரிய புத்தி பூர்வீகம் சம்மந்தப்பட்ட ஏதாவது கோர்ட்டு கேஸ் இருந்தால் இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக அமையும் சரிங்களா இவ்வளோ நாளாக அந்த பஞ்சாயத்து பிரச்சனை இருக்குது அந்த கோர்ட்டு கேஸு அதாவது நிலம் வாக்கிய தகவலாக இருக்குது அப்படிலாம் இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் நீங்கள் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு சாதகமாக இருக்குது கேரடிச்சு கேரப்பு தீமைங்க இவ்வளோ நாள் இழுத்தடிச்சிட்டு இருந்துச்சோம் தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையை மட்டும் உங்களை உங்களுக்கு வந்து ஒரு மன சங்கடமும் ஏற்படுத்திடுவோம் அது இன்னமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் ஆனால் பிள்ளைகளை நினைத்து ஏதாவது ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்கும் நல்லா படிக்கலையே இல்லை அப்படி பண்ணியிருக்கலாமோ இப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு மனதளவில் எண்ணம் ஒரு இண்டுகிட்டு இருண்டுகிட்டே இருக்கும் அது மட்டும் தவிர்க்க முடியாது அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க சரிங்களா அடுத்தது வந்துட்டு சென்ற டேஸு சென்ற புத்திங்க உங்கள் மனம் வந்து எப்பயுமே ஒரு ஒரு போக்கில் இருக்கார் மாறிக்கிட்டே இருக்கும் அது அப்படி பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு இல்லாமல் இந்த சென்ற டேஸு சென்ற புத்தி நினைப்பவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை அதை மட்டும் கடைசி வரைக்கும் அதிலேயே போகணும் இதை போயிட்டு நிறையா இதில் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் தேவையில்லாத விஷயத்தில் வந்து டைவெர்ட் ஆகணும் அப்படிலாம் யோசிச்சுக்கோங்க முடிவெடுத்துட்டு போங்க ஏன்னா இந்த நவம்பர் இருபதாம் தேதிக்கு அப்புறம் குரு டேஸை குரு இப்போ குரு தசை குரு புத்தி யாருக்கெல்லாம் நடக்குதோ இப்போ பயிற்சி பலன்களும் சேர்ந்து நடக்குது ஒரு அருமையான மாற்றத்தை கொடுக்கும் அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் தொய்வாக இருந்தாலுமே போக போக போக வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களை வந்து ஈடுபடுத்தி வச்சிடும் ஆனால் ஒரு மனைவி வழி வாழ்க்கை துணை வழியில் ஏதாவது ஒரு கூட்டு சேர்ந்து பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க அது மட்டும் அது மட்டும் கொஞ்சம் யோசித்து பண்ணணும் ஏன்னா அதனாலேயே கொஞ்சம் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது உங்கள் சுயஜாரமும் பார்த்துக்குங்க நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு அதை வச்சு இறுதியாக நம்ம முடிவு பண்ணணும் சரிங்களா அடுத்தது சனி டசை சனி புத்திங்க அதே மாதிரி தாங்க கூட்டு தொழில் பண்ணணுன்னா கொஞ்சம் யோசிச்சுட்டு பண்ணுங்கள் காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது ஆனால் ஒரு ந ஒரு நட்புறவு வைத்து அவர்கள் மூலமாக சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பும் இருக்கிறது சரிங்களா அடுத்தது செவ்வாய் தசை செவ்வாய் புத்தி அப்படின்னா தொழிலுங்கிறது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு பூர்வீகத்தை விட்டு விலகி வெளி வெளியூரில் போய் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குங்க ஒரு ஒரு ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு போகிறதுக்கு டிஸ்ட்ரிக் விட்டு டிஸ்ட்ரிக் போகிறதுக்கு அப்படிக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இந்த காலகட்டங்களில் ஏதாவது ஒரு வேலைங்கிறது வந்து செவ்வாடசை செவ்வாபதி யாருக்கு நடக்கிறோம் கண்டிப்பாக நடக்கும் அவங்களுக்கு ஒரு வந்து ஒரு பெரிய உத்தியோக பதவின்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு உயர்வான பதவி அப்படிங்கிற அதுவுமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த கடகராசிக்காரர்கள் எதை செய்யணும்னா இப்போ வாழ்க்கை துணையெலாம் இருக்காங்கன்னா வாழ்க்கை துணையிடம் கொஞ்சம் அனுசரித்து போகணும் ஏன்னா அனுசரித்து போவதனால அதனாலே பிரச்சனை ஏற்பட்டு தொழிலளவில் சிறு ஒரு தொய்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டங்களில் இருக்குது வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் உங்களுக்கு வந்துட்டு தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவம்